நிஃப்டி நிஃப்டி ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா sell call fourteen four ninety ஒனில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சலில் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா four fifty five fourteen thousand four fifty ஃபைவ்ல வந்துருக்கு first target second target four nineteen stop loss five twenty three இப்போ இது மார்க்கெட் வந்து கீழே ரிவர்சல் வந்து அச்சீவ் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மினிட் மேலே தான் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் டவுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த செல் கால் வந்து ரிவர்சல் தான் ஆயிருக்கு ஸோ நமக்கு ஓப்பனான ஒரு ஒரு நிமிஷத்துலேயே செல் கால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இந்த செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோர் நைன்ட்டி எயிட் இப்போ வந்து கரண்ட் ட்ரேடிங் ஃபோர் எயிட்டி ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஃபஸ்ட் ஆர்ட் அதை பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செல் கால் வந்த ரேஞ்சிலேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன அந்த செல் கால் வந்த டைமிங் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ அகெயின் வந்து டவுன் ட்ரெண்டில் திரும்ப தான் வந்து செய்யுது மார்க்கெட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலே ட்ரேட் ஆனது இன்றைக்கி ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகுது ஸோ இந்த fourteen five hundred range some resistance இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக க்ரியேட் ஆகிருக்கு ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸோ அகெயின் ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா தான் மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த பைங் ட்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்குது மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன்லேயே தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லே ஒரு கேப் டவுன் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் ஓப்பனே ஆச்சு ஓப்பன் ஆன உடனே அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் முடிஞ்ச அடுத்த கேண்டிலே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ப்ரீவியஸாக பைக் கால்ன்றனால அடுத்த கால் செல் கால் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகி ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்து ட்ரேடிங் நடக்குது four sixty six four sixty five அந்த ரேஞ்சில் நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தான் டார்கெட் மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கிறனால நல்ல ஸ்பீடாகவே வந்து மார்க்கெட் மூவ் பண்ணுது அதனால தான் உங்களுக்கு கால் வந்து அடுத்த செகண்ட் ரிவர்சல் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இறங்கிடுச்சு ஃபோர் நைன்ட்டியில் நமக்கு செல் கால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டியில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ ஒரு கால் இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வந்து கொடுக்கும் அது சிக்னல் கொடுத்துட்டு இப்படி தான் டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படிலாம் வந்து இதில் சிக்னல் ஓப்பன் ஆகும் எப்படி அச்சீவ் ஆகும்ட்டு மார்க்கெட் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அந்த ஓப்பன் ஆன கேண்டில் ரிவர்ஸலே ஆனாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஏன்னா ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு என்ன கலர் வருதோ அந்த ட்ரெண்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ணும் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலர்னால் அந்த செல்லிங் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து பையிங் கால் காட்டியிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கால் வந்து உங்களுக்கு செல் கால் தான் ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று ஏறும் இல்லாட்டினா இறங்கும் ப்ரீவியஸாக பை கால்னால் நெக்ஸ்ட் கால் செல் கால் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடியே செல் காலில் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு அது என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லுதோ அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மார்க்கெட் நைன் தேர்ட்டி இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கூட பார்க்குறனாலும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு குயிக் டூர் மாதிரி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து செல் கால் ஒரு டுவெல் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்துச்சு ஃபோர்டீன் எயிட் எயிட்டீனில் அது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் அன்றைக்கி டவுனில் இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுனில் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டென் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு ஒரு த்ரீ டென்க்கு அப்புறம் தான் ஒரு செகண்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு பைக்கால மாறுச்சு பட் பைக்கால மாறின ஒரு டென் மினிட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்டு மாற மாற கால் என்னென்னு உங்களுக்கு இன்ட்ராடேயில் அடுத்தடுத்து காட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான ஓன் காலில் டெய்லி உங்கள் சிஸ்டமில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணையில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ